வணக்கம் மாணவர்களே மற்றும் தமிழ் நண்பர்களே ஐவகை தமிழ் இலக்கணத்தின் எழுத்திலக்கணம் மூன்று என்ற காணொளியின் ஊடாக மீண்டும் உங்களுடன் இணைவதுடன் உங்கள் அனைவரையும் சுடக தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் அளபடைகளில் ஒன்றான ஒற்றளபடை என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக ஒற்றெழுத்துக்கள் என்றால் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம் ஒற்றெழுத்துக்கள் என்பவை தம்மேல் குற்றுக்களை கொண்ட எழுத்துக்கள் ஆகும் அந்த வகையில் மெய் எழுத்துக்கள் எல்லாம் ஒற்றெழுத்துக்கள் ஆகும் எழுத்திலக்கண பாகுபாட்டின்படி ஆயுத எழுத்தான அக்ஷயனமும் இந்த ஒற்றெழுத்துக்கள் என்ற பிரிவின் உள்ளடக்கப்படுகின்றது ஆகவே மொத்த ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை பத்தொன்பது ஆகும் தமிழ் மொழிக்குரிய தனிச்சிறப்புகளில் ஒன்றாக இந்த ஒற்றெழுத்துக்கள் காணப்படுகின்றன தமிழ் மொழியில் மட்டுமே சொல்லும் சொல்லும் இணைந்து வாக்கியங்களை உருவாக்கும் போது சொற்களுக்கிடையில் ஒற்றெழுத்துக்கள் தோன்றுகின்றன சொற்களுக்கிடையில் ஒற்றெழுத்து வந்தால் ஒரு விதமான கருத்து உருவாகும் வரவில்லை என்றால் வேறொரு விதமான கருத்து உருவாகும் உதாரணம் ஒற்றெழுத்தை கொண்ட கீரை கடை என்பதன் பொருள் கீரை விற்கும் கடை அதேவேளை ஒற்றெழுத்து இல்லாத கீரை கடை என்பதன் பொருள் கீரையை கடைதல் அல்லது மசித்தல் என்பதாகும் இப்பொழுது நாங்கள் ஒற்றளபடை என்ற விடயத்தை அவதானிப்போமானால் ஒற்றளபடை என்பது இந்த ஒற்றெழுத்துக்கள் தமது இயல்பளவாக ஒலிக்கும் நேரத்திலும் பார்க்க கூடுதலான நேரம் ஒலிப்பதாகும் அதாவது இந்த ஒற்றெழுத்துகள் அளவெடுப்பதையே நாம் ஒற்றளபடை என்கின்றோம் எல்லா ஒற்றெழுத்துக்களும் அளவெடுக்கின்றனவா இல்லை ஞஞன நமன என்ற ஆறு மெல்லின எழுத்துக்களும் ய ல வ ள ஆகிய இடையின எழுத்துக்களும் ஆயுத எழுத்து மட்டுமே அளவெடுக்கின்றன போன்ற எந்த ஒரு வல்லின எழுத்தும் இர் இழ் போன்ற இடையின எழுத்துக்களும் அளபெடுப்பதில்லை இதற்கான காரணம் என்னவென்றால் இந்த வல்லின எழுத்துக்கள் ஆறையும் சாதாரணமாக உச்சரிப்பதே கடினமானது இவை ஒலிப்பிறப்பில் பாவிக்கப்படும் காற்றை சிறிது கணம் அடக்கி வைத்து சடுதியாக வெளியேற்றும் போது ஒரு வெடிப்பொலியாகவே தோற்றம் பெறுகின்றன இவ்வாறே ர போன்ற எழுத்துக்களும் நாவின் நுனியை அன்னத்தின் மீது மெதுவாக வருடுவதன் மூலம் பிறக்கின்றன ஆகவே இத்தகைய எழுத்துக்களை மேலும் நீட்டி ஒலிப்பது கடினம் என்பதால் இந்த எட்டு எழுத்துக்களும் சாதாரணமாகவே அளவெடுப்பதில்லை இந்த ஒற்றெழுத்துக்களும் செய்யுள் இசையை நிறைவு செய்யும் நோக்கோடு தான் அளவெடுக்கின்றன இப்போது நாங்கள் ஒற்றளபடை என்பதற்கான வரை விளக்கணத்தை நோக்குவோமானால் செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்யும் நோக்கோடு மெல்லின எழுத்துக்களான நஞ்சன நமன என்பனவும் இடையின எழுத்துக்களான வ ய ல ல என்பனவும் அவ்வாறே இக் என்னும் ஆயுத எழுத்தும் ஒரு குரிலை அடுத்தும் அல்லது இரு குரில்களை அடுத்தும் சொல்லின் இடையிலோ அல்லது இறுதியிலோ அளப்படுப்பதையே ஒற்றளப்படை என்று வரையறுக்கலாம் இங்கு இந்த எழுத்துக்கள் அளபெடுப்பதற்கு அடையாளமாக அளபெடுக்கும் அதே ஒற்றெழுத்து அளபெடுக்கும் எழுத்தின் அருகே எழுதப்படும் உதாரணம் கண் கருவிளை கார்முல்லை கூஜையிறு பொன் பொறி சுணங்கு போல்வாய் இலவம் பூ அவ்வாறே எக்கிலங்கிய கையராய் இன்னுயிர் வெகுவார் கிள்ளை வீடு மேற்கண்ட உதாரணங்களில் இன் இன் இக் ஆகிய ஒற்றெழுத்துக்கள் அளபெடுத்துள்ளதை காணலாம் அவ்வாறே எங்கிறைவனுளன் என்பாய் மனநேயான் எங்கெனத் தெரிவாரில் இளங்கு வெண்பிழை சூடீச நடியார்க்கு கலங்கு நெஞ்சமிலை கான் போன்ற செய்யுள் உதாரணங்களிலும் ஒற்றெழுத்துக்கள் அளவெடுத்துள்ளதை அவதானிக்கலாம் ஒரு குறிலை அடுத்து ஒற்றெழுத்து அளவெடுப்பது குறிற்கீழ் எனவும் இரு குறில்களை அடுத்து ஒற்றெழுத்து அளபெடுப்பது குறிலினை கீழ் எனவும் அழைக்கப்படும் சங்கு முத்தம் செல்லம் கண்ணு எல்லாம் ஆகிய சொற்களில் தனி குறிலை அடுத்து ஒற்றெழுத்து அளவெடுத்துள்ளதால் இவை குறிக்கீழ் ஒற்றளபடைகள் என்றும் இளங்கு எழுந்து படித்து பழக்கம் வணக்கம் ஆகிய சொற்களில் இணை குரில்கள் அதாவது இரு குரில்களை அடுத்து ஒற்றெழுத்து அளவெடுத்துள்ளதால் இவை குறிலிணை கீழ் ஒற்றளபடிகள் என்றும் அழைக்கப்படும் ஒரு குறிலை அடுத்து ஒற்றெழுத்து சொல்லின் இடையில் அளப்படுப்பது குறிற்கீழ் இடை அளப்படை எனவும் உதாரணம் வெகு வார்க்கில்லை எங்கிறைவன் ஒரு குறிலை அடுத்து ஒற்றெழுத்து சொல்லின் முடிவில் அளபெடுப்பது குறிற்கீழ் கடை அளப்படை எனவும் அழைக்கப்படும் உதாரணம் கண் கருவிளை அங் அவ்வாறே இரு குரல்களை அடுத்து ஒற்றெழுத்து சொல்லின் இடையில் அளப்படுப்பது குரில் இணை கீழ் இடை அளபடை எனவும் உதாரணம் இலங்கு கலங்கு நெஞ்சமிலை இரு குரல்களை அடுத்து ஒற்றழுத்து சொல்லின் முடிவில் அளப்படுப்பது குரில் இணை கீழ் கதை அளப்படை எனவும் அழைக்கப்படும் உதாரணம் விடங் மடங் கலந்த மண்ணே ஒற்றெழுத்தான ஆயுத எழுத்து குரில் கீழ் இடையாக உதாரணம் எக்கு அல்லது குரில் இணை கீழ் இடையாக உதாரணம் செய்வக்து மட்டுமே வரக்கூடியது ஒற்றளபடை நாற்பத்தி இரண்டு என நன்னூல் இலக்கணம் கூறுகின்றது எவ்வாறெனில் ஒற்றெழுத்தான ஆயுதம் குரில் இணை கீழ் இடையாக ஒன்று குரில் கீழ் இடையாக ஒன்று ஏனைய அளபெடுக்கும் பத்து ஒற்றெழுத்துகளும் குரில் இணைக்கீழ் இடை குரில் இணைக்கீழ் கடை குரில் கீழ் இடை குரில் கீழ் கடை என நாலு வகைகளிலும் வரும்போது நான்கு தர பத்து நாற்பது என்ற எண்ணிக்கையிலும் மொத்தமாக ஒற்றளப்படைகள் நாற்பத்தி இரண்டு என்ற எண்ணிக்கையிலும் காணப்படுகின்றன இதுவரை நாங்கள் எழுத்திலக்கணத்தின் முதலாவது பகுதியான எண் என்பதன் இரு பகுதிகளான முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என்பவற்றையும் முதல் எழுத்துக்களில் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு என்றும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு என்றும் சார்பு எழுத்துக்களில் உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்று பதினாறு என்றும் முற்றாயுதம் அல்லது ஆயுத எழுத்து எட்டு என்றும் அளபடை வகைகளில் உயிரளபடை இருபத்தி ஒன்று என்றும் ஒற்றளபடை நாற்பத்தி இரண்டு என்றும் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் முற்றாயுதம் என்பது தொடர்பான சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் முற்றாயுதம் என்பது தன் மாத்திரையில் குறைதல் இல்லாத ஆயுத எழுத்து என்பதாகும் அதாவது தனது இயல்பான அரை மாத்திரையில் ஆயுத எழுத்து ஒலிக்கும் போது அது முற்றாயுதம் என அழைக்கப்படும் ஆயுத அழுத்து தனது இயல்பளவு மாத்திரை நின்று நீண்டு ஒழிக்கும் போது ஒற்றளபடை என்றும் தனது இயல்பளவு மாத்திரை நின்று குறுகி ஒழிக்கும் போது ஆயுத குறுக்கம் என்றும் அழைக்கப்படும் முற்றாயுதம் எட்டு என்பது நன்னூலார் முடிவு எவ்வாறெனில் குற்றெழுத்தை அடுத்தும் உயிரெழுத்தோடு கூடிய வல்லின உயிர் மெய்களுக்கு முன்னும் வரும் ஆயுதம் ஆறு ஆகும் உதாரணம் எக்கு கக்ஸு கக்டு கக்பு பக்து பக்ரி இங்கு காட்டப்பட்ட உதாரணங்களுக்கான பொருள்கள் இங்கு தரப்பட்டுள்ளன கடிய அவ் கடிய இவ் கூட்டல் கடிய இக் கடிய என திரிதல் என்னும் புணர்ச்சி விகாரத்தால் வரும் ஆயுதம் ஒன்று செய்வது என்பது செய்வது என பிரித்தல் எனும் செய்யுள் விகாரத்தால் வருவது ஒன்று என முற்றாயுதம் ஆனது எட்டு எண்ணிக்கையில் காணப்படுகின்றது திருக்குறளில் ஆயுத எழுத்து ஒரு மாத்திரை கொள்ளும் உயிரெழுத்தை போலவும் அரை மாத்திரை கொள்ளும் மெய் எழுத்தை போலவும் அலகிட்டு கொள்ளுமாறு கையாளப்பட்டுள்ளது இதனால்தான் தமிழ் நெடுங்கணக்கு கட்ட வரிசையில் உயிரெழுத்து கிடை வரிசையின் இறுதியிலும் மெய்யெழுத்து குத்து வரிசை தொடக்கத்தின் மேலும் ஆயுத எழுத்தை வைத்துள்ளனர் இத்துடன் இந்த காணொளி நிறைவினை அடைகின்றது தமிழர்ந்த அனைவருக்கும் நன்றி சார் வந்தனங்கள் நல்லது மாணவர்களே ஒற்றளவிட என்ற இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் காணொலியை பார்த்த பின் லைக் ஷேர் செய்வதற்கும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுவதற்கும் மறவாதீர்கள் சுருக்க தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை அழுத்தி உங்களுடைய ஆதரவினை எங்களுக்கு வழங்குங்கள் அடுத்து குற்றியலுகரம் குற்றியலிகரம் முற்றியலுகரம் என்ற காணொளியினோடு உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் சூடரட்டும் தமிழ் மொழி